அன்பை பூவாய் பூவாய் நானும் மீண்டும் துளித்தேன் அன்பை தேனாய் தேனாய் நானும் உன்னை ரசித்தேன் உன்னை தினமும் காண நானும் ஏங்கி துடித்தேன் மனம் உன்னை காண ஏங்குதே ஓ ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் என் இதயத்தை துறந்து என்னை நானே மறந்தேன் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் என் எனக்குள்ளே நானும் நின்று காதலை சொன்னேன் உன் பின்னே நானும் இங்கு காணல் நீராய் அழகிறேன் நீ போன பின்னே நானும் தொலைகின்றேனே என் கண்ணே என் கண்ணே நீ காப்பாற்றவா என் உயிரே என் உயிரே நீ தோல் சாயவா என் நினைவே என் நினைவே அது நீ அல்லவா ஜஸ்ட் ஸ்மைல் ப்ளீஸ் பொண்ணே என் காதல் நீயே பூவாய் பூவாய் நானும் மீண்டும் துளித்தேன் அன்பே இருந்தேன் என்னை நானே மறந்தேன் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் என் காதலை உணர்ந்து என்ன முகம் பார்ப்பாயடி oh, ஒரு பொண்ணு சிரிச்சா மனசுல லவ் மீனி இழிச்சா பையனுக்கு போக அடியே அடியே சிரிப்பழகியே பெண் அழகியே பேரழகி செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சி மலருமே கிட்டக்க வந்தாக்க என் இதயம் மலருமே வா போவோம் ஊரை ஃபுல்லா சுத்தி பாப்ப குடை காப்பிள்ஸ் எல்லாம் மின்னல போல என்ன தாக்கு ஸ்மா ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் ரொம்ப ஈஸி சே சீஸ் ஹாய் என்று சொல்லும் போது மீல கைனிஸ் ஊருக்குள்ள ஆளினால் அழகராஜா நான் தான் சிண்டர்லா கண்டர்லா எல்லாமே நீ தான் மைண்ட்ல ஹார்ட்ல நீ மட்டும் தான் பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் தான் கப்பனா நீ தான் என் காஃபி ஓ எஸ் இதயம் துடிக்கிறதே